வணக்கம் நண்பா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலான ஒரு மாறி மாறி படத்தில் உள்ள ஸ்னாப்னு நினைக்கிறேன் நம்ம ஆக்டர் தனுஷோட பேணி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சது இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க மறந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆனால் என்னடா அவன் எதுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறான்னு பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த எனக்கு எந்த பயன் சொல்கிறீங்கன்னா எனக்கு ஒரு பயன் இல்லை உங்களுக்கு தான் பயன் இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால நான் போகிற வீடியோக்கு உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரும் அதெல்லாம் பெல் ஐக்கானில் உள்ள ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க என்னோட ரிசல்ட் இன்றைக்கி டென்த்து ரிசல்ட்டு அதை விட பக்கம் உங்களுக்கான வீடியோ போட்டிருக்கேன் மறந்துடாம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட ஒரு நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் காய்ஸ் பெயிண்டிங்ஸ் எப்படி இருந்தது இந்த பெயிண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த பெயிண்டிங் ஒரு லைக் லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மட்டும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட வரும் பெல் ஐக்கான உள்ள ஆளுங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு என்ன என்ன என்ன தோணுதோ அதை மறந்துடா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்களோ அது கூட கூட நான் ரிப்ளை பண்ண நான் ரெடியாக இருக்கேன் நான் நிறைய நிறைய வீடியோக்கள் போடுவேன் நான் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துக்கிறேங்க நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் ஆதரவு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி